என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்மளுக்கு இப்போ உங்கள்கிட்ட படிக்கிறோம் புக்ஸ் படிக்கிறோம் உங்க ட்ரைனிங்ஸ் வீடியோஸ் எல்லாம் பாக்குறோம் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா அது கரெக்டான நபர்களை உருவாக்கி நான் கொண்டு வரணும் அதுக்கு என்ன வந்து வடிவமைக்கிறதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு குருவை தேடு குருவை தேடு குருவை தேடு குருவை தேடுனா அவன் தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறான் அவன் எப்படி நான் மென்டரை செலக்ட் பண்றது போய் உட்காந்து நீ ஃபர்ஸ்ட் ஒரு நீ மென்டரை தேர்ந்தெடுக்க வேண்டும் எங்க இருந்து மென்டர் நான் தேர்ந்தெடுக்கிறது எல்லாம் நீ வந்துட்டு ஸ்டேஜ்ல என்ன சொல்ற நான் வந்தேன் நான் பிச்சைத்து கொண்டிருந்தேன் நீங்க வந்து சம்பாதிச்சேன் போனாக்க ஆல்ரெடி நெட்ஒர்க் ஒரு ஒரு ஒரு கம்பெனில இருந்து அந்த லீடர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து டப்புன்னு போட்டு மேல போய் உட்காந்துக்கிட்ட ஸ்டார்டிங்ல பேசிக்ல இருந்து கொண்டு வர சொல்லி கொடுக்கணும்ல அப்பதான் உன்னை மென்டரா தேர்ந்தெடுக்க முடியும் சம்பாதிக்கிறதுக்கும் கூட்டு வரீங்க ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் நான் அங்க வர முடியாது இங்க வர முடியாது நான் ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிச்சேன் உனக்கு கீழே எத்தனை பேர் சம்பாதிச்சேன் அதை சொல்றான்னா சொல்ல மாட்டேங்கிற ஆனா நீங்க சொன்ன மாதிரி தான் போட்டோ வச்சு போட்டுக்கிறப்பா இவ்வளவு நபர்கள் எட்டு எட்டாயிரம் ஆயிரம் நபர்கள் கூடினார்கள் ரெண்டாயிரம் நபருக்கு கூடினாரு அதுல பழைய ஆளு எண்ப எட்நூறு பேர்னா பழைய ஆளு கிட்டத்தட்ட எழுநூத்தி எண்பது பேர் இருப்பான்னா இருபது பேர் தான் உள்ளார வந்திருப்பா இப்படித்தானே ஏமாத்திட்டு இருந்தீங்க நீங்க நான் வரலன்னா அது எனக்கு தெரியாது இல்லைங்களா சார் சோ அப்ப என்னன்னா இந்த இடத்துல வரும்போது என்ன ஒரு ஒரு வடிவம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இப்ப சார் இருக்காங்க சாரோட கைடன்ஸ் போனா ஜெயிச்சிடலாம் அது ஒண்ணு அதே மாதிரி ஒரு கம்பெனி கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி எப்படி ப்ரமோட் பண்ண ப்ரமோட் பண்ணணும் இனி நல்லா ப்ரொமோட் பண்றதுக்கு எப்படி கரெக்டா நம்ம உட்காந்து பேசினா மிஸ் ஆகாம எடுக்கிறது எப்படி சோ இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப நான் ஒரு லட்சம் ஒரு லட்சம் கனவுலயே போயிட்டு எனக்கு இல்லை எனக்கு வந்து முப்பத்தொன்பது வயசு ஆயிடுச்சு இனி நானும் ஜெயிப்பேன்னு சொல்லி ஒரு இதுல உட்காந்துட்டு சத்தியமா என்னால முடியாது என்னை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் இப்ப நான் தண்ணிக்குள்ள கிடக்குறேன் நீங்க எனக்கு நீச்சல் கத்து கொடுத்து எனக்கு விடணும் அதுக்காக தான் இங்க வந்திருக்கு என்னைக்கு திருச்சி செமினார் வந்தானோ அன்னத்துல இருந்தா எனக்கு டேர்னிங் பாயிண்ட் ஆனது எனக்கு என்னன்னா நம்ம படிக்கிறோன்றதை விட உங்களோட பயணிக்கணும்ன்றது எனக்கு அதிகமான ஒரு இது ஏன்னா அந்த எம்எம்ஜில நானும் இருக்கணும் என்ன சொல்றது தெரியுங்களா இழந்த ஏதோ ஒரு சொந்தம் என்னோட இருக்கு அதை நீங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா எங்க மாமா எங்க அப்பா எல்லாருமே என் கூட இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கு அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க கூட இருந்தா நான் ஜெயிச்சுவேன்ற அந்த நம்பிக்கை எனக்கு பலம் இந்த டீமோட நாமளும் சேர்ந்து பயணிக்க மாட்டோமா அப்படின்னு அந்த ஒரு ஏக்கம் படிக்கிறோம் படிக்கிற செகண்ட் ஆனா உங்களோட பயணிக்கணும்ன்ற அந்த ஒரு இது இருந்தனாலதான் நான் எப்படியாச்சும் இதுல வந்தேன் அப்ப கூட கேட்பேன் நான் இவர்கிட்ட எல்லாம் கேட்பேன் சார் எவ்வளோ பீஸ் கேட்பாங்க சார் நம்மளுக்கு திடீர்னு இப்போ கவுன்சிலிங் கால் போயிட்டு பீஸ் கொடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா மறுபடியும் நம்மளோடது அந்த ஒரு ஃபீல் வந்துடும் இல்லையா அவர் எனக்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா கமிட்மெண்ட் பண்ணிட்டேன்னா கொடுத்துடணும் சார் நிறைய பேர் காசை வாங்கினா நிறைய பேர் காசை வாங்குறான் காசை வாங்கிட்டு போயிடுறான் அதான் நீங்க சொல்லுவீங்களே நான் பத்து ரூபா பணம் வாங்கினா இருபது ரூபாய்க்கு சொல்லி கொடுக்குறோம் மேடம் இங்க அதாவது நம்ம வாழ்றோம் சாப்பிட்றோம் போறது இல்லாம இந்த எம்எம்ஜில என்ன ஒரு விஷயம் என்னன்னா மத்தவனை வாழ வைக்கணும் அதே மாதிரி எங்கிட்ட ஒரு பத்து ரூபா இருக்கா எடுத்துட்டு போட்டு கொடுத்துடணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஏய் வா உங்களோட காசு அப்புறம் வா நீ ஃபர்ஸ்ட் வா காசு எதுக்கு உனக்கு அந்த பயம் இருக்கணும் அந்த உணர்வு இருக்கணும் சும்மா ஏனா தானே ஃப்ரீயா கிடைச்சிட்டு போயிடக்கூடாது வா அப்படின்னு அப்பாவோட கேரிங் அப்பாவோட அந்த என்ன சொல்றது இந்த கண்டிப்பு அம்மாவோட அரவணைப்பு இந்த தாத்தா பாட்டியோட கொஞ்சல்கள் இதெல்லாம் வேற லெவல் அதாவது எப்படி சொல்றது நாங்க அங்க இல்லை அடுத்தது வந்துட்டு இப்ப ரீசெண்டா இப்போ ஒரு இது அட்டன் பண்ணோம் சிறுதொழில் சொல்லி அட்டன் பண்ணோம் அப்போ ஒருத்தர் வந்து சார் பணம் இல்லை சார் எவ்வளவு தம்பி வேணும் நாங்க எல்லாம் அப்படியே ஐயோ நானே பணம் இல்லாதமா உட்காந்துட்டு இருக்கேன் இந்த தம்பி கேட்க கேட்கறான் என்ன பண்றதுன்னு தெரியலையே கொடுக்கணுன்ற மனசு இருக்கு காசு இல்லையா அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் ஐயோ அப்படின்னு ரெண்டாயிரம் ரூபாய் தரணும் எல்லாம் பொசிக்கணும் ஆனா கொஞ்ச நேரத்துல பணம் அங்க வந்து வருது அப்ப இது என்னன்னா சார் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ட்ரைனரா இருக்கேன் சம்பாதிக்க அது கிடையாது நம்பி வந்துட்டே உன்னை வாழ வைப்பேன் ஆனா நீ சும்மா போகக்கூடாது நீ சம்பாதிக்கிறதுல இவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தரணும் சோ அந்த விஷயம் அதாவது இல்லாத ஒருத்தவனை கை நிறைய வைக்கிறோம் கை நிறைஞ்சதுக்கு அப்புறம் நீ எடுத்து கொடுக்குற உனக்கு இல்ல உன் தட்டில போட்டுட்டேன் உன் தட்டுல போட்டுட்டேன் நீ எடுத்து என்ன பண்ணணும் கொடுத்தவங்களுக்கும் கொடுக்கணும் இதே மாதிரி வேற எவனா சில்லாம இருப்பான்ல அவனையும் கொடுத்தான் இந்த கொள்கை தான் எம்ஜி எம்எம்ஜில பிடிச்சது காசு ரெண்டுமே வந்துட்டியா முடிஞ்சா ஓடி போயிரு அப்படியெல்லாம் இல்லை அந்த ஒரு வார்த்தை நீங்க சொல்றீங்க பாருங்க சாவருக்கு நீ என்ன விட்டு போனா போ நான் போக மாட்டேன் உன் நிழல் அப்படின்ற அந்த விஷயம் சார் அதனாலதான் எம்எம்ஜி பத்தி சொல்லணும்னா நிறைய சொன்னாத்துலாம் டிக்கெட் புக் பண்ணியாச்சு ஒரு திகிரியத்துல புக் பண்ணி அதை வந்து அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நேர்ல பார்க்கும் போது நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன் ஓ கரெக்டான இடத்துல வந்து தான் சேர்ந்திருக்கோம் கரெக்டான இடத்துல வந்து சேர்ந்திருக்கோம் கத்துக்கணும் ஆனா என்னன்னா நம்ம கரெக்டா இருந்தா இங்க கரெக்டா இருப்பாங்க இல்லைன்னா அடிச்சு செவனி மேல அடிச்சு துரத்திடுவாங்கன்றத அன்னைக்கே நான் கத்துக்கிட்டேன் இப்ப நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யணும் சார் அப்பதான் நான் வந்து சம்பாதிக்க முடியும் நான் ஒரு வேல்யூன்னு சொல்லி இதை கொடுக்க முடியாது அப்ப என்னன்னா செந்தில் நீங்க போய் குதினா குதிச்சிடணும் செந்தில் இதை பண்ணாதானே நான் பண்ண கூடாது சார் ஏன் சார் நான் பண்ணக்கூடாது கேட்கலாம் கூடாது இப்ப என்னோட நோக்கம் என்ன இப்ப நான் மும்பை வரணும் சார்கிட்ட சொல்லிட்டேன் சார் நான் மும்பை வரணும் செந்தில் இந்த ட்ரெயினை புக் பண்ணுங்க இத்தனை மணிக்கு இங்க வரணும் நான் என்ன பண்ண அதுல ஏறி பேசாம கம்முன்னு உட்காந்துக்கணும் கையை காலெல்லாம் கட்டிட்டு உட்காந்துக்கணும் கரெக்டா அந்த ட்ரெயினர் சொல்லுவார் தம்பி ஆறு மணிக்கு இறங்கணும் ஆறு மணிக்கு உட்காந்துக்கணும் நான் பாட்டுக்கு கல்லை வாங்கி சாப்பிடவும் கீழே அந்த தண்ணி பிடிக்கவும் போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க நான் ட்ரெயினை விட்டுருவேன் அந்த வேலையுனாக்கா என்ன சரணாகதி பண்ணணும் அப்பதான் சார் நான் பண்ண முடியும் ஏன்னா நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்னா நான் களிமணிப்பேன் நான் கொடுத்துட்டேன் நீங்க என்ன வடிவமைச்சிருவீங்க இப்ப ஃபர்ஸ்ட் லெசன் படிச்சு முடிச்சிட்டேன் இப்ப நாளைக்கு தான் நான் ட்ரைனிங் எடுக்கிறேன்ற மாதிரி இருக்கேன் மூடி வச்சிடறேன் அந்த ஹோம் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் ஓ இன்ன இப்ப இந்த இது வந்துருச்சு அப்போ ஒண்ணு ரெண்டாவது ஓ இப்ப சார் வந்துட்டாரு அப்படின்னு ரெண்டாவது படிச்சு விட்டு மூணாவது போக மாட்டேங்குது அது இன்னைக்கு அதை வந்து நான் கண் கூட பார்த்தேன் அப்ப என்னன்னா அது பயணிக்கிறேன் இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா இப்ப நான் சொன்னேன் என்னோட ஒருத்தர் சொன்னாரு அந்த திருநெல்வேலி பாசிய மாத்திக்கிட்டு நீ கொஞ்சம் நல்ல தூய தமிழ்ல பேசி அப்பதான் வரும் சீனியரா போச்சு இல்லைனாக்கா அப்படின்ற மாதிரி அது அப்படியே எனக்கு சொல்ற மாதிரி இந்த ஸ்டைல்ல ஸ்லாங்ல அதே சொல்ற மாதிரி இருக்கு ஒருத்தனை வந்துட்டு மீதிச்ச ஒரு கம்பெனிக்கான செத்து போயிட்டான் செத்து போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏ வட வட அவனோட ஆளால புடிச்சு கொண்டு போடு அப்படி ஒருத்தனை மிதிச்சு வரக்கூடாது ஒரு வாட்டி தான் சார் படிச்சேன் அப்ப என்னன்னா நான் அந்த உள்ள வந்தாச்சு அத நீங்க இருந்து சொல்லி கொடுக்குறீங்க நீங்க அங்க அதாவது நாங்க படிக்கிறோம் முன்னாடி வந்துடுறீங்க அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு அதான் அடுத்த பேச்சு திருப்புறதுக்கு அடுத்த வாரம் வருது சார் முடிச்சாரு அடுத்தது சொல்லித்தரேன் இப்ப அடுத்து பிராண்ட் எப்படி கிரியேட் பண்ணி சொல்லித்தரேன் ஓ சார் அடுத்து தரேன் போக மாட்டேங்க அடுத்த பேஜ் அப்புறம் தான் நினைச்சிட்டு நான் புக்கு படிச்சுட்டு இருக்கோம்டா சார் வந்து சொல்லி தர மாட்டாரு அதுல படி அடுத்தது அப்பதான் நீ அப்லோட் பண்ணுவேன் அதை விட்டு போட்டு நீ திருப்பி வச்சுட்டு உட்காந்து பஸ்ல வர மொத்தம் சார் அந்த இது வந்துச்சு எனக்கு நிஜமா சார் நீங்க கட் பண்ணி யூடியூப்ல சார் நிஜமா சார் இது இது சொல்லுங்க நிஜமா புக்ல வரமா சார் ஊட்டி சீட் பரவாயில்ல ஒரு தான் ஒரு சீட் ஒரு பாத்துக்கிட்டு இருக்கேன் இவன் என்னடா பண்ணிட்டு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் என்னன்னா சரி இந்த இதுக்கு ரிவியூ போடலாம் வேணா வேணாம் இந்த மூணாவது லெசன் கொஞ்சம் படிச்சு வச்சுக்க வந்துச்சு ஃபர்ஸ்ட் என்னன்னா எதுக்கு நான் படிச்சு செகண்ட் லெசன் பண்ணுவோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் லெசன் வரும்போது எனக்கு புக்கு வரல நான் என்னன்னு ஃபர்ஸ்ட் லெசன் போடக்கூடாது அதுக்கு வந்து ரிவ்யூ பண்ணனால ஃபர்ஸ்ட் லெசன் போடாம நான் என்ன பண்ணிட்டேன் செகண்ட் லெசன் பேசிட்டேன் நேற்று வேற மந்த் எண்டு வாங்கிட்டு வந்த பணமெல்லாம் பார்த்துட்டு ஐயோ ஆறு மணி ஆயிடுச்சு நான் வந்து ஏழரை மணி ஐயோ இதாயிருமோன்னு சொல்லிட்டு மனம் என்ன பண்ணேன்னா படிச்சு இது பண்ணியிருந்தேன் ரீட் பண்ணி வச்சிருந்தேன் கரெக்டாக நான் என்ன பண்ணேன் அதுலயே போய் டேரக்டா போட்டு விட்டு என்னடா இது எல்லாத்தோடது நம்பரு பேர் வருது என்னது மட்டும் எம்டியா வருதே அப்படின்னு சொல்லி இப்ப பஸ்ல வரும்போது சரி நம்ம என்ன பண்ணோம் நீங்க ஒரு வாட்டி சொன்னீங்க இல்லையா தனியா நம்மளுக்கு ஒரு குரூப் பண்ணி வச்சுட்டு அதுல நீங்க தான் இருக்கணும்னு அதுல சும்மா ஒரு ரெக்கார்ட் பண்ணி போட்டேன் ஓ இதுல இது போதும் ஓ இது எடுத்து பார்வர்ட் பண்ணாதான் அப்படி வருமானத இன்னைக்கு தான் சார் கத்துக்கிட்டேன் அப்புறம் அந்த யூடியூப்ல போய் இந்த நம்பர் எல்லாம் மாத்தி சாமி போட்டதெல்லாம் வைக்காதுன்னு அதை மாத்தலான்ற கூட இடம் வந்துருச்சு சார் அதை இன்னைக்கு மாத்தி வரணும் அப்புறம் அந்த போய் எப்படா போன் நம்பர் போடுறது இதெல்லாம் பார்த்தேன் ஐயோ என்னென்னமோ வருது சரி இது யார்கிட்டயாச்சும் கேட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஓ அடுத்து அதெல்லாம் பாருங்க நாளைக்கு சொல்லித்தரேன் ஏ நாளைக்கு சொல்லித்தரல லூசின்னு எடுத்து படி அப்பதான் அதுக்கு உண்டான விஷயம் அங்க இருக்கு அது வரமாட்டாரு நீ தான் படிக்கணும்ன்றது அப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சுங்க அதுக்கப்புறம் அந்த பேஜ் திருப்பி படிக்கும் போது ஓ இங்க இருக்குது நம்ம தான் வந்துட்டு சார் நாளைக்கு நம்ம லைவ்ல வராம உட்காந்துட்டு இருப்பான்னு நினைச்சுட்டேன் சார் நான்